வணக்கம் மக்களே போன ரெண்டு வீடியோஸும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஏதாவது குறை இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள் திருத்திக்கிறோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா chapter three PowerShell variable objects இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ தான் கிட்டத்தட்ட பவர் ஷெல்லில் த கோரை ரீச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது ஸோ அதனால் நல்லா கவனமாக கவனிங்க ஜஸ்ட் இந்த பிக்சர் வச்சதுக்கான ரீசன் என்னன்னா சின்ன குட்டி எக்ஸாம்பிள் சொல்லலான்னா நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி செடி இருக்கிற இடத்துல குதிச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நீங்கள் உள்ளே போயிட்டு இருக்கும்போது அப்படியே லைட்டாக மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இறங்குறது அப்படியே உங்களுக்கு தெரியும் லைக் அதே ஃபீல் இந்த பிக்சரில் இருக்குது பார்த்தீங்களா லைக் தட் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து பவர் ஷெல்குள்ளே வந்து இறங்கிட்டு இருக்கீங்க ஸோ இறங்குறதுக்கு அத்தாச்சியாக நான் என்ன காமிக்கிறேன் அப்படின்னா இந்த சாப்டர் த்ரீ நீங்கள் கற்றுக்க போகிற விஷயங்கள் இதுதான் variables, user input, data type, arithmetic operations, array, அதுக்கப்புறம் hash tables இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா படிக்க போகிறீங்க ஓகே ஸோ uh, இது இது படித்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் ஸோ uh, நான் யாரை பற்றி பேசியிருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சைட்லேருந்து வரவங்களுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸு டெஸ்டர்ஸ் இவங்களாம் இருப்பாங்கள்ல ஸோ இவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் ஏன்னா லைக் நீங்கள் டெவாப்ஸை மாதிரி ட்ரை பண்ணிருப்பீங்க அதுக்காக பவர் ஷெல் படிச்சுட்டு இருப்பீங்க இல்லை ஆட்டோமேஷன் பண்ண ட்ரை பண்ணிருப்பீங்க அதுக்காக படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அப்போது சூப்பராக இருக்கும் இது இது இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் நம்ம வேரியபிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஸோ வேரியபிள்ஸ்னால் இதுதான் வேரியபிள்ஸுங்கிறது நம்ம ஒரு வேல்யூ வச்சுருப்போம் இந்த வேல்யூக்கு இந்த பேரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ நமக்கு ஒரு பேர் இருக்கலாம் நம்ம அதை அதை நம்மளை கூப்பிடுறது பேரை கூப்பிட்டா போதும் நம்மளை வந்து தட்டி கூப்பிடணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் பேரை கால் பண்ண நம்ம போய் நிற்கிறோம்ல லைக் பிரதீப் பைலகம் அந்த மாதிரி தான் வேரியபிள்ஸ் வந்துட்டு ஸோ கூட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா it's symbolic name of our value அந்த இடத்துல எக்ஸாம்பிள் போட்டு dollar A equal dollar equal ten கொடுத்துருங்க பார்த்தீங்க ஸோ அப்படின்னா டாலர் ஏங்கிறது இந்த பட்சத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இது வந்து வேரியபிளாக டிஃபைன் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் வேல்யூ செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் பவர் ஷெல்லாம் நம்ம அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும் Uh, so in this case uh, a is our uh, symbolic name and 10 is our value okayங்களா now we can use uh, a instead of value 10 in our script right so நம்ம ஐஎஸ்சியில் ஒர்க் பண்ண போகிறோம் இந்த இதில் வந்து இது வரைக்கும் நம்ம ஐஎஸ்சியில் ஒர்க் பண்ணதில்லை பட் இந்த இதில் வந்து நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ண போகிறோம் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன் காமிச்சிட்டு நம்மளுக்கு காமிக்கும் போது ரொம்ப நல்லா தெளிவாக புரியும் ரைட் பார்க்கலாம் இப்போ அதை ஓகே ஸோ <clears throat> எப்படி ஒரு வேரியபிளை வந்துட்டு டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ dollar A A equal to ten அப்படின்னு கொடுத்து இப்போ நான் டாலர் ஏ அப்படி கொடுத்தேன்னா I can get the value of dollar A dollar ஏக்கு டென் வேல்யூ செட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குங்க வேரியபிளில் இருக்கிற டேட்டா டைப் கண்டிப்பாக ரெண்டு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து ஸ்ட்ரிங்கு இன்னொன்று வந்து இன்டீஜர் ஸ்ட்ரிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் ஒரு பேர் இப்போ வந்துட்டு டாலர் நேம் ஈக்குவல் டு பைலகம் இப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ ஆனால் மேலே இருக்கிறது வந்து இன்டீஜர் வேல்யூ சரி ஏ எப்படி சொல்கிறீங்க நான் எதுக்கு நாங்கள் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி கூப்பிடணும் இது வந்து காமன் நேம் இப்படி தான் நீங்கள் ரோல் நாளைக்கு டெவலப்பராக இருக்கும்போது நீங்கள் இப்படி தான் ப்ளே பண்ணி ஆகணும் இப்படி தான் நீங்கள் சொல்லணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் இப்போது டாலர் ஏ அப்படி கொடுத்து கெட் டைப் அப்படின்னு கொடுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது என்ன டைப் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ என்ன சொல்கிறது இது வந்து இன்டீஜர் டைப் அதான் இன் தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லி காட்டுது அதே நீங்கள் இப்போ டாலர் நேம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் sorry dot get type get type கொடுத்து க்ளோஸ் பண்ணாங்க ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு காமிக்குது பாருங்கள் லைக் ஸோ இது ரொம்ப முக்கியம் இப்போ நேம் நேம் வந்து இன்டர்டூஸ் நேம் வந்து ஸ்ட்ரிங் காமிக்குது இங்கேருந்து என்ன பேஸ் டைப் என்ன காமிக்குது system dot value type system dot object அப்படின்னு சொல்லி காமிக்குது ஸோ இதே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஸோ வேரியபிள் வேரியபிள்னா ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த வேல்யூட டைப் இருக்குது இன்டீஜர் இருக்குது ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ நான் உங்களுக்கு மூணு விஷயம் இப்போ தெரியும் வேரியபிள் வேல்யூ அசைன் பண்ணுறது எப்படி வேல்யூ ரெண்டு டைப் ஆஃப் வேல்யூ அசைன் பண்ணுறது எப்படி அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும் ஓகே ஸோ இப்போ நம்ம ஐஎஸ்சிக்கு போயிடலாம் ஆவலுடன் எதிர்பார்த்த ஐஎஸ்சி ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு பதினொன்று செம மழை இன்னைக்கு இன்னைக்கு மழை இல்லை நேற்று நைட்டு செம மழை ஓகே நான் இப்போ என்ன பண்ணுறேன் நான் கொஞ்சம் இதை ஜூம் இன் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் ஓகே ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் நல்லா தெரியும்னு நம்புகிறேன் இல்லைனா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் இப்போதைக்கு டவுன் பண்ணிப்போம் ஓகே ஸோ இப்போ நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் இங்கே காமிக்கிறேன் இங்கே பாருங்களேன் ரைட் அப்படின்னு கொடுத்து ஹோஸ்ட் இங்கே வருது பாருங்கள் ரைட் ஹோஸ்ட் கொடுத்து இந்த இடத்துல ஹலோ தேர் அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும் ஹலோ தேர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது டபுள் கோட்ஸ்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுத்தாகணும் ஸ்ட்ரிங் வந்து அப்படி தான் பண்ணி ஆகணும் ஓகே ஸோ இப்போ நம்ம அதையும் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம இன்புட் யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் ஒரு சின்ன நேம் ஓகே இப்போ வந்து dollar name equal to Robin அப்படின்னு சொல்லி கொடுப்போம் ஓகே அதுக்கப்புறம் designation equal to uh, Linux admin அப்படின்னு சொல்லி கொடுப்போம் dollar age equal to forty அப்படின்னு சொல்லி கொடுப்போம் ரைட் இப்போ எப்படி இருக்கு ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஒரு இன்டிஜர் ஓகே நமக்கெல்லாம் தெரியும் இப்போ லாஸ்ட் டைம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ இதை வந்து எப்படி ஒரு ஃபார்மெட்டாக பிரிண்ட் பண்ணது அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் ரைட் ஹோஸ்ட் ஸ்பேஸ் ஹலோ அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் கொடுத்து dollar name okay dollar name space அதுக்கப்புறம் இப்போது ஹலோ ரோபின் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும் okay and then your designation is okay இப்போது இந்த இடத்துல லினக்ஸ் அட்மின்னு பிரிண்ட் ஆகணும் okay and uh, and uh, your age is what uh, dollar age போட்டுரும் ஓகே ஸோ இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இப்போ நான் அவுட்புட் இதை வந்து கொஞ்சம் ஏற்றிக்கிறேன் பார்த்தீங்களா hello Ruben your uh, designation is Linux admin and your age is forty கொடுத்த இன்புட் வந்து ப்ராப்பராக அழகாக அந்தந்த இடத்துல உட்காந்து uh, நமக்கு அவுட்புட்டை கொடுத்துருக்கு கரெக்டா ஸோ நமக்கு தெரியுது சரிங்க இப்போது நீங்கள் வந்துட்டு வேரியபிளுக்கு நேமை நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்க இதை வந்துட்டு நானே இன்புட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது அதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வாட் இஸ் யூசர் இன்புட்டு பார்த்து வந்துடலாம் okay user input generally user input type of contribution of information அதான் பேர்லேயே இருக்குது யூசர் வந்து இன்புட்டை கொடுக்குறாரு in our case we are going to provide input to our script நம்ம script என்ன பண்ண போகிறோம் input கொடுக்க போகிறது ஏன் காமிக்க இன்டர்வியூவில் ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த டெஃபினேஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் காமிச்சேன் ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் தான் ஓகே ரைட் ஸோ இப்போ நம்ம script மாற்றி எழுதுவோம் இது வந்து நான் இப்போ சேவ் பண்ணிடுறேன் இது வந்துட்டு சாரி பயங்கரத்துக்குள்ளே சேவ் பண்ணிடலாமா simple write host script save okay so next இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஓகே இப்போ நம்ம எழுதலாம் நம்ம இப்போ டெக்னிக்கலாக போகலாம் ஸோ அப்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் okay dollar IP equal to okay read இப்போ பாருங்கள் ரைட் ஹோஸ் கொடுத்தோமா read host okay please enter your system IP address okay திரும்ப right hyphen host your system IP address is okay dollar IP okay let's see இப்போ பார்க்கலாம் play ஸோ நம்ம கிட்ட இப்போ கேட்குதா please enter system IP address நம்ம என்ட்ராக வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் கம்ப்ளீட் ஆகாது இப்படியே தான் நிற்கும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பார்த்தீங்களா ஸ்டாப் ஆப்ரேஷன் இருக்குது இது கொடுத்தா மட்டும் ஸ்டாப் ஆகும் அது வரைக்கும் ஸ்டாப் ஆகாது ஸ்கிரிப்ட் வந்துட்டு இப்போ நான் ஐபி கொடுக்குறேன் one ninety two dot one sixty eight dot twenty dot thirty enter பார்த்தீங்களா நம்ம கொடுத்த வேல்யூ திரும்ப யுவர் சிஸ்டம் ஐபி அட்ரஸீஸ் போட்டு பக்கத்தில் மேப் பண்ணி விட்டுச்சு ஓகே இப்போ என்ன பண்ணுறது இந்த ஐபி நான் அடிக்கிறேன் அடிச்சுட்டு இந்த கோட்குள்ளே கொண்டு வரேன் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா டாலர் ஐபி ஓகே இதெல்லாம் PowerShell ஷெல் இருக்கிற ஒரு அருமையான ஃபீச்சர் இப்போ ப்ளே பண்ணுறேன் திரும்ப அதே தான் இப்போ திரும்ப கொடுக்குறேன் one ninety two dot one eight one two right இருந்தாலும் dollar சிம்பிள் வைச்சும் அதுவே capture பண்ணி உங்கள்கிட்ட காட்டுது பாருங்கள் ஸோ சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன்லாம் நீங்கள் தனியாக கொண்டு வந்து போகிற மாதிரி இருக்கும் டிஃபைன் பண்ணுற மாதிரி கோட்லாம் சிங்கிள் கோட்லாம் கொடுத்து பண்ணுவாங்க பட் பார்சல் ஃபைலில் அருமையாக கொண்டு போயிடலாம் easy to handle right so இப்போ வந்துட்டு மேனுவலாக um, எப்படி நீங்கள் யூசர் இன் ஹோஸ்ட்டை வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு ஓகே இதை நான் யூசர் இன்புட்னு சேவ் பண்ணிக்கிறேன் சரி ஸோ இப்போது ரைட் ஹோஸ்ட் பண்ண தெரியும் யூசர் இன்புட் பண்ண தெரியும் ஸோ இது ரெண்டு ரெண்டு வந்துட்டீங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு topic which is data types string பற்றி பார்த்துட்டோம் இன்டிச்சர் பற்றி பார்த்துட்டோம் ஸோ இப்போ அரே அப்படிங்கிற டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இப்போ அரேனா என்னங்க ரொம்ப சிம்பிளுங்க அரே வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் ஒரு வேரியபிளில் தனித்தனியாக கொடுத்தீங்க நம்பர் ஒரு இதுலேயும் இன்ட்ரெஸ்டிங் ஒரு இதுலேயும் கொடுத்தீங்க ரெண்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அது அரை அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அதுவும் இல்லாமல் நிறையா கொடுக்கலாம் யூ கேன் ஒரே வேரியபிள் நிறைய வேல்யூஸ் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அதுவும் அரை ஓகே ஸோ அதான் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா array had hold collective data items in PowerShell we can provide different or mixed data type which is called variant அதாவது மிக்சருங்கிறது சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங் இன்டீஜர் எல்லாம் கலந்தே நீங்கள் வந்து ஒரே வேரியபிளை கொடுக்கலாம் ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது இந்த வேரியபிள் வந்து இன்டீஜருக்காக தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம் ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே ஸோ நம்ம பார்க்கலாம் ஐஎஸ்சி ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இதை நான் சே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நியூ ஸோ அரே பற்றி பார்க்கலாம் இதை க்ளீன் பண்ணிடுறேன் ரைட் ஸோ இப்போ வந்து அரே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் dollar A equal to max அப்படின்னு ஒரு வேல்யூ கமா கொடுத்து பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒன் அப்படின்னு கொடுத்துக்கலாம் கமா திரும்ப டபுள் கோட் கொடுத்துங்க ஃப்ளோ சும்மா எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளுக்கு கொடுக்குறேன் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம் டூ இப்போ நம்மக்கிட்ட அரே ரெடிங்க எக்ஸிபிஷன் நடக்கலை எக்ஸிபிஷன் நடக்க முன்னாடி அரே இருந்து ரெடி ரைட் ஹோஸ்ட் இப்போ இதெல்லாம் ரைட் ஹைஃபன் ஹோஸ்ட் நீங்கள் என்ன வேலையில் கொடுத்துக்கலாம் you have created one array data type okay right next uh, mm, okay இப்போ பாருங்கள் இது ரொம்ப உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ வந்துட்டு right hyphen host okay first இது பார்த்துடலாம் இப்போ டாலர் ஏ கொடுத்தா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம் எப்படி லிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துலாம் ஓகே ஸோ அப்போ ரெடியாக இருக்கும் இதை கொஞ்சம் மேலே தூக்கிக்கிறேன் ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் okay I will execute so பாருங்கள் எக்ஸிக்யூட் வாவ் ஸோ இப்போ என்ன காமிச்சிச்சு right house your circle gate உண்டு அரை ஸோ டாலர் ஏ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஒன்று ஃப்ளோ டூ இப்படின்னு அடுத்தடுத்து வரிசையில் காமிச்சிருக்கு ப்ரோக்ராமர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபார் லூப்போட ஞாபகம் உங்களுக்கு வந்திருக்கும் கண்டிப்பாக ஸோ இது இந்த மாதிரி இருக்குது இதில் நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது செகண்ட் வேல்யூ மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இது மாதிரி தனித்தனியாக பிட்டு பிட்டு அப்படி வேல்யூ பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஒரு ஃபார்மேட்டாக பண்ணலாம் அது டைம் எடுக்கும் பட் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும் right host host your first value is okay அப்படியே விட்டுறேன் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் இந்த லைனை மட்டும் control C your fourth value okay right so இப்போ வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் ஓகே அதுக்கு நான் வேல்யூ திரும்ப எடுக்கிறேன் இப்போ டாலர் ஒன் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண கிரியேட் பண்ணி இதில் வந்து என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் வேல்யூவை போடுறேன் ஸோ அதுக்கு நான் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் ஏ கொடுத்து ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து அந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் என்னங்க ஃபஸ்ட் வேல்யூன்னு போட்டு ஜீரோன்னு போடுறீங்க அப்படின்னா அறையில் வந்து எப்படின்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜீரோ ஒன்று டூ த்ரீ ஆக்சுவலாக டூ வந்து டூ கிடையாது இட்ஸ் த்ரீ ஓகேங்களா வேல்யூ படி இது த்ரீ ஓகே ஸோ இப்போ கொடுத்துட்டேன் இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் யுவர் ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் அப்படிங்கிறதுக்கு டாலர் ஒன் அப்படின்னு கொடுத்துட்றேன் இப்போ செகண்ட் வேல்யூ எடுக்கணும் இல்லையா I mean fourth value so dollar four அப்படின்னு கொடுத்து அதுக்கு இப்போ கண்டிப்பாக உங்கள் மைண்டு ஆன்சர் வந்திருக்கும் டாலர் ஏ என்ன கொடுக்கணும் த்ரீ யாரெல்லாம் கரெக்டாக திங்க் பண்ணிக்கணும் அவங்களே பாராட்டிக்கோங்க நல்லா கரெக்டாக யோசிச்சிருக்கீங்க ஸோ இப்போது டாலர் ஃபோர் குழம்ப வேண்டாம் தெளிவாக இருக்கவும் ஈஸி சரிங்களா இந்த வைப் பண்ணுறேன் ரன் பண்ணட்டுங்களா இப்போது கரெக்டாக அந்த வேல்யூ எடுக்கும் பாருங்கள் அரே ரைட் வந்திருக்கா you have successfully created one array data type your first value is max and your fourth value is 2 அப்படின்னு கிடச்சிருக்கு பாருங்க கரெக்டா ஸோ இது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் நான் இப்போ எங்கேருந்து ரன் பண்ணுறேன் இதை வந்து சேவ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு நம்ம அந்த விண்டோலேருந்து ரன் பண்ணோம் பவர் ஷெல்லில் அந்த விண்டோவில் ரன் பண்ணோம் array okay cd desktop ls cd Payilagam ls இது இருக்கா அரே அரே ரன் பண்ணோம் இங்கே பாருங்க you have successfully created one array data type your first value is max and your fourth value is 2 அப்படின்னு அழகாக காமிச்சிருக்கு இதை நம்ம கே எடிட்டரில் ஓப்பன் பண்ணால் கூட பார்க்கலாம் ரைட் ஸோ பக்காவாக இருக்குங்களா Altex save content no okay so இப்போது அரே வந்து எப்படி செட் ஃபார்ம் பண்ணுறது அந்த அரேவை வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் இப்போ நான் அரேவை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேங்க ஓகே இந்த டூ அப்படின்னு இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நான் வந்து இப்போ வந்து ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பிஃபோர் அரே சேஞ்ச் பண்ணணும் டாலர் ஏ ஈக்குவல் டு என்ன கொடுக்கணும் அந்த இடத்துல இந்த இடத்துல நீங்கள் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு வேல்யூ எங்கே பேஸ் பண்ண போகிறீங்க கடைசி ஃபோர்த் வேல்யூவில் ஓகேங்களா அப்போது த்ரீ ரைட் அதுக்கு என்ன வேல்யூ செட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு செட் பண்ண போறீங்க ஓகே அந்த வேலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க வேல்யூ மாற்றிட்டு இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருந்த மக்களே நல்லா பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் ஏல வந்து டிஃபைன் பண்ணுற வேல்யூ வந்து டூ ஆனால் நடுவில் அது பிரிண்ட் போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்ட்டி த்ரீன்னு சொல்லி மாற்றுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ கடைசியாக எனக்கு பிரிண்ட் ஆகிற வேல்யூ வந்து ஃபார்ட்டி த்ரீ தான் வரணும் ஸோ அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் right four A three forty த்ரீன்னு மாற்றிருக்கேன் ஆனால் டூன்னு அசைன் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போது வெயிட் எக்ஸிக்யூட் பண்ணி சேவ் பண்ணிடுறேன் அங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ணலாம் லுக் இயர் மக்களே வேல்யூ அப்டேட் ஆயிடுச்சு சேஞ்ச் ஆயிடுச்சு சரிங்களா இது முக்கியம் முக்கியம் முக்கியம் value got updated while executing ஆனால் இன்புட்டில் கொடுத்தது வேறு ஸோ இப்போ உங்கள் டாஸ்க் என்னன்னா இந்த வேல்யூ வந்து ரீட் ஹோஸ்ட் கொடுத்து நீங்களே மேனுவலாக மாற்றுங்க ஸோ உங்களுக்கு அப்போ ஒரு ஐடியா இருக்கும் ரைட் ஓகே ஸோ இந்த இடத்துல நான் தெரியறதுக்கு என்ன பண்ணால் கமெண்ட் போட்டுக்கலாம் X value is changing here okay so fine next நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு delete டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஐ மீன் இப்போ ஃப்ளோ அப்படிங்கிற ஐட்டம் எனக்கு தேவையில்ல இப்போ நான் வந்துட்டு dollar ஏ enter வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எல்லாம் வச்சதில்ல இந்த ஃப்ளோ மட்டும் எனக்கு வேண்டாம் அதை delete பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு இங்கே பண்ணி காமிக்கிறேன் ஸோ அது ஒரு சிம்பிள் கமாண்டு தான் அது ஏன்னா நீங்கள் ஸ்கிரிப்டில் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும் பட் அதுக்கான தேவைகள் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அகைன் சொன்னது தான் டாலர் ஏல இருக்கிற வேல்யூவில் ஃப்ளோ அப்படிங்கிற வேல்யூ நான் தூக்க போகிறேன் சரிங்களா ஸோ அது எப்படின்னு காமிக்கிறேன் so dollar A equal to again dollar A ஒன்றில் ரெண்டு வேல்யூ இப்போ ஈக்குவல்டாக செட் பண்ணுறேன் இது இந்த இது கண்டிஷன் எதுவும் சேஞ்ச் ஆகாது just dollar A equal dollar A வந்து அந்த வேல்யூ அப்படியே செட் ஆகுது சரிங்களா இப்போ ஸ்பேஸ் கொடுத்து பைப் சிம்பிளை கொடுங்க பைப் சிம்பிள் ரெஃபர்ஸ் இதான் இந்த கமெண்ட் எழுதி முடிச்சு அப்புறம் சொல்கிறேன் where where open curly bracket okay dollar underscore okay space hyphen neனா not equal to சரிங்களா not equal to flow கொடுத்து curly bracket close பண்ணிடுங்க ஓகே இப்போ நான் என்ட்ரி போடுறேன் இது என்ட்ரி பண்ணுறேன் நான் இதுக்கான கமாண்டுக்கான இதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு சரிங்களா ஸோ என்டர் இப்போ டாலர் ஏ கொடுத்தீங்கன்னா ஃப்ளோ காணும் ஃப்ளோ இட்ஸ் அவுட் ஃப்ளோ வந்து போயிடுச்சு ஓகே இப்போ விளக்கம் பார்க்கலாமா இப்போ dollar A equal to dollar ஏங்கிற இடத்துல இது வரைக்கும் இந்த பைப் சிம்பிள் விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே வேலை தான் திரும்ப டாலர் ஏக் செட்டாக இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஓகே பைப் சிம்பிளோட வேற என்னன்னா இது இந்த டாலர் ஏவோட அவுட்புட்டை வந்துட்டு இதுக்கு இன்புட்டாக கொடுக்கும் இஸ் வாட் பைப் சிம்பிளோட ஜென்ரல் இதே தான் அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் வேர் அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மலாக தெரியும் ஸோ வேர்னா வாட் ஹவ் டு டூ அப்படின்ற மாதிரி வேறனா இல்லை எங்கே அப்படின்ற மாதிரி ஸோ என்னமோ பண்ண போகுது என்ன பண்ண போகுது அப்படின்னா நான் சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் இப்போ இதோட அவுட்புட் வந்து இங்கே இன்புட்டாக இந்த பக்கம் வந்துடுச்சுங்களா வந்தது வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஸ்டோர் ஆயிருக்கு இப்போ வந்துட்டு லைக் மேக்ஸு ஒன்னு ஃப்ளோ டூ எல்லாமே இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு அதில் ஃப்ளோவை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் விட்டுரு இதை மட்டும் டெலிட் பண்ணிடு அப்படின்னு தான் எழுதியிருக்கோம் இந்த இடத்துல ஸோ விச் இஸ் இப்போ இப்போ கஷ்டமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சு நான் என்ன தான் விளக்கம் கொடுத்தாலும் உங்களுக்கு புரியாது பட் இது போக போக உங்களுக்கு புரியும் நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது இது ஓகே இந்த இடத்துல இதான் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு த தெளிவாக தெரியும் அது எப்படிங்க டெலீட் ஆகுது அப்படின்னா ஆக்சுவலாக இது மொத்தமாக சேர்ந்து ஒரே அவுட்புட்டாக வந்து அதுவே திரும்ப என்ன ஆயிடுது உங்களுக்கு டாலர் ஏக்கு செட் ஆகிடுது இது போக போக தான் உங்களுக்கு பழகும் எடுத்தோடனே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் கஷ்டமாக இருக்கும் பட் இப்போதைக்கு ஜஸ்ட் வேணால் மனப்பாடம் பண்ணிக்கோங்க லைக் இது மாதிரி தான் நம்ம எலமெண்ட்டை வந்து உள்ளே இருக்கிற தனித்தனி எலமெண்ட் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு இப்படி தான் யூஸ் பண்ணணும் என்ன டெல் பண்ணணும் அதுங்க பேராக கொடுக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ஹைஃபன் நாட் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறோம் ஈக்குவல் தானே வரணும் அப்படி பார்த்தா கூட எப்படி நாட் ஈக்குவல் டு வருது உங்களுக்கு அப்படின்னா நாட் ஈக்குவல் ரெஃபர்ஸ் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம்னா எல்லாமே சேர்ந்துருக்கு அதனால அந்த இடத்துல நம்ம நாட் ஈக்குவல் டு அப்படின்னு போற மாதிரி இருக்கும் எனக்கு நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபீலே வரலங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல இதை பத்தி தெல்ல தெளிவாக ஆராய்வோம் ஏன்னா இப்பயும் உங்களுக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்றேன் எக்ஸாம்பிள் சொல்றேன் அதுவும் இந்த இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மொத்தமாக அது புரிஞ்சிடும் ஓகே அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சது all all show you that control L okay so இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஹைஃபன் சர்வீஸ் அப்படின்னு போட்டாக்கா எனக்கு எல்லா சர்வீஸும் லிஸ்ட் ஆகுதுங்க ஓகே அதில் மாற்று கருத்து இல்லை இப்போது கெட் ஹைஃபன் சர்வீஸ் அப்படின்னு போட்டு ஸ்பூலர் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஸ்பூலர் சர்வீஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகுது ஓகே எனக்கு ஆனால் எனக்கு சர்வீஸ் நேம் எனக்கு சரியாக தெரியலங்க ஆனால் கெட் ஹைஃபன் சர்வீஸ் அது டபிள்யூ ஐ ஐஎன்ல தான் ஸ்டார்ட் ஆகும் சும்மா சொல்கிறேன் இப்போ வந்து டபிள்யூ வின் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் எனக்கு சர்வீஸ் நேம் தெரியல அப்படின்னா இப்போது அந்த அந்த குறிப்பிட்ட சர்வீசஸ் தான் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பைப் சிம்பிள் வச்சு நம்ம இன்புட் அவுட்புட்டை வெரிஃபை பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்போ நமக்கு ஈஸியான ரிசல்ட் கிடைக்கும் எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கெட் ஹைஃபன் சர்வீஸ் ஓகே அந்த பைப் சிம்பிள் போடுங்க போட்டுட்டு where where curly bracket dollar underscore dot ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்பிளே நேம் வந்து மேட்ச் ஆகணும் டிஸ்பிளே நேம் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க சாரி எஸ்பிஓ எல்இஆர் ஸ்பூலர் ஒரு கிலோ டிஸ்பிளே நேம் இதில் தான் இங்கேருந்து வர வேல்யூ தான் இப்போ சூஸ் பண்ண போகிறேன் எனக்கு அது என்ன வரன்னு தெரியல ஆனால் சந்தேகமாக இருக்குது அதுதான் எழுதுறேன் ஓகேங்களா get hyphen service pipe symbol dollar underscore dot display name okay hyphen match எதுக்கு இந்த டிஸ்பிளே நேம் வந்து எல்லா சர்வீஸும் புரியுதுங்களா நல்லா பார்த்துங்க கெட்டை நான் பைப் சிம்பிள் சொல்லியிருந்தேன் இதோட அவுட்புட்டை வந்து இதுக்கு இன்புட்டாக கொடுக்கும் அப்போ இன்புட் எல்லாம் இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும் அதில் டிஸ்பிளே நேம் வந்து இந்த மாதிரி வின் அப்படின்னு எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் லிஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன் இந்த கமாண்டில் இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எம்ஏடிசிஹெச் டிஐஎஸ்பிஎல்ஏஒய் ஓகே கர்லி ப்ராக்கெட் கொடுக்கல ஐம் சாரி உங்கள் கூட பேசிட்டே ஒரு இதில் பண்ணிட்டேன் கர்லி ப்ராக்கெட் என்டர் என்னது மேல் மேல் சோதனை ஐயோ ரொம்ப சாரிங்க வேற விட்டுட்டேங்க வேற ஓகே என்டர் பார்த்தீங்களா மக்களை தவற நினச்சிக்கிறீங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லணுமேங்கிறதுக்காக இப்படி கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆச்சு ஏன்னா அந்த எனக்கோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இந்த இதை உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தணுங்கிற ஒரு இதில் இருந்துச்சு மற்ற மற்றதை கொஞ்சம் மறந்துட்டேன் மன்னிச்சிருங்க ஸோ இதுதான் இப்போ வின் அப்படிங்கிற ஒரு எதுலாம் அந்த நேம் ஸ்டார்ட் கரெக்டாக அதை மட்டும் தூக்கிட்டு பாருங்க வின் ஹெச்டிடிபி இப்போ இது என்ன அப்டேட் ஏதோ வின் இங்கிற மேட்ச் இங்கே மேட்ச் இருக்கு பாருங்கள் ஸோ வின் அப்படிங்கிற மேட்ச்சுக்கு எல்லாம் தூக்கிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக தூக்கிடுச்சு வின் குவாலிட்டி வந்து Windows audio video experience like so இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நம்புறேன் இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கட்டத்தில் இது அசால்ட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஒரு எலமெண்ட்டை வந்து எப்படி தூக்கணும் எப்படி அதை வந்துட்டு திரும்ப அப்டேட் பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு so now you are okay with array சரிங்களா நெக்ஸ்ட் போகலாம் அரே பார்த்தாச்சு அரேக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் டேபிள் ஹேஷ் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா array விட இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்னு கூட சொல்லலாம் நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு இது கொடுக்கலாம் ஒன்று வந்து கீ கொடுத்து அதுக்கு என்ன வேல்யூன்னு சொல்லி கொடுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் இது ரொம்ப வந்து டேட்டா சர்ச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ பார்க்கலாம் இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே நம்ம புது ஃபைல் எடுத்துக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம் ஹேஷ் டேபிள்ஸ் க்ளீன் பண்ணிக்கிறேன் ஓகே ரெடி ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த எக்ஸாம்பிளுக்கே போகலாம் dollar IP equal to okay dollar IP equal to at at open curly இது வந்து சின்டாக்ஸ் சரிங்களா எதுவும் நீங்கள் யோசிக்க தேவையில்ல சின்டாக்ஸ் படி இப்படி தான் இப்போ சிஸ் ஒன் சிஸ்டம் ஒன் ஓகேங்களா ஈக்குவல் டு அதுக்கு IP address one ninety two dot one sixty eight dot twenty dot ten okay இப்போது சிஸ் ஒன் அப்படிங்கிறது கீ இந்த ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ சரிங்களா செமிகாலன் போட்டுக்கோங்க ஸ்பேஸ் கொடுத்து sys two equal to one ninety two dot one sixty eight dot twenty dot twenty இது வந்து செகண்ட் சிஸ்டமோட ஐபி இந்த மாதிரி நீங்கள் செமிகோலன் கொடுத்து கொடுத்து எத்தனை வேணால் நீங்கள் வேர்டை ஆட் பண்ணிட்டே போகலாம் சரிங்களா ஓகே இப்போது கர்லி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஐபி அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ரெண்டு கீ ரெண்டு வேல்யூ இருக்குது ஓகேங்களா இதை எப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ரைட் ஹோஸ்ட் ஓகே இப்போ எனக்கு கரெக்டாக சிஸ்டம் ஒன்னோட வேல்யூ மட்டும் தான் வேணும் அப்படின்னா டாலர் ஐபி டாட் கொடுத்து ஓகேங்களா சிஸ் ஒன் அப்படின்னு கொடுத்தா போதும் ஓகேங்களா இது கொடுத்தா போதும் பட் இதே நீங்கள் வேரியபிளில் கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் வேல்யூ எடுக்கலாம் அது ரொம்ப இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறேன் ஐபி ஒன் அப்படின்னு கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு இப்போது dollar ip1 equal to uh, dollar ip dot sys1 அப்படின்னு கொடுத்துட்றேன் ரைட் பார்க்கலாமா இப்போ கரெக்டாக டுவெண்ட்டி டாட் டென் அப்படிங்கிற வேல்யூ எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா it took the value save பண்ணலாம் hash tables put it i I'll show here space கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா கரெக்டாக வந்துட்டு டுவெண்ட்டி டாட் டென் அப்படிங்கிற ஒரு வேல்யூ மட்டும் தான் எடுத்திருக்கு இப்போ செகண்ட் வேல்யூ பண்ணலாம் dollar IP two equal to dollar IP dot சிஸ் டூ ஓகே ரெண்டு IP right hyphen host dollar IP two enter save பண்ணிக்கிறேன் இப்போ நான் உள்ளே போய் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே கார்டு சேவ் ஆகலையா save save save S Y S two what happened கரெக்டாகுது இங்கேயும் ஆக மாட்டேங்குது ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா twenty dot ten and twenty dot twenty அப்படின்னு ஓகே இந்த அண்டு போகிறது வந்து நான் உங்களுக்கு அப்புறமா கம்மியாக நினச்சேன் பட் எனிஹவ் ஜஸ்ட் இது இல்லாமல் கூட பண்ணலாம் uh, இந்த டாட் ஸ்லாஷ் வைக்கிறது வந்து ரன் பண்ணுறதுக்காக ஓகே இதை பற்றி பெருசாக ஆராய்ச்சி பண்ணால் நிறையா போயிட்டே இருக்கும் ஷெல் ஸ்கிரிப்டிங் படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் மெமரைஸ் uh, பண்ணிக்கோங்க இது வந்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து இப்போது ஹேஷ் டேபிள்ஸ் வந்து எப்படி பண்ணுறது ஒரு வேரியபிளில் மல்டிப்புள் வேல்யூஸ் மல்டிப்புள் கீஸ் வச்சு அதை எப்படி நம்ம கால் பண்ணுறது அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம் கீ வச்சு நீங்கள் வேல்யூ கால் பண்ண முடியும் வேல்யூ வச்சு நீங்கள் கீ ஜென்ரேட் பண்ண முடியாது okay just keep this in your mind it's very important ஓகேங்களா okay so now you have some idea with hash tables next arithmetic operations addition subtraction multiplication division including modulo. அதெல்லாம் பார்க்க போகிறோம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான் டோன்ட் worry, ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஓகே இப்போ நான் இந்த விண்டோவை எடுத்துக்கிறேன் control L இப்போ dollar A equal to two அப்படின்னு வச்சுப்போம் dollar B equal to two அப்படின்னு வச்சுப்போம் இப்போது டூ ப்ளஸ் டூ வந்து ஃபோரு இப்போது dollar A plus dollar B four correct இதே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஃபோர் டூ 2's சா 4 கரெக்ட் அதே சப்ராக்ஷன் பண்ணால் என்ன value வருது ஜீரோ அதுவும் கரெக்ட் ஏன்னா டூவில் டூ போயிடுச்சுன்னா மொத்தமாக காலி ஓகே இது வந்து integer to integer இதே நீங்கள் வந்துட்டு இன்டீஜரையும் ஸ்ட்ரிங்கையும் கூட்டினா என்ன வருது அப்படின்னு பார்க்கலாமா அப்போது அப்போ நான் டாலர் எஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் டு டாலர் ஏ அப்படின்னு சும்மா கொடுத்துக்கிறேன் இல்லைனா எம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா இப்போ dollar A into dollar S கொடுத்தா என்னதுன்னு பார்க்கலாமா dollar A into dollar S system into error input string was not in a correct format அப்படின்னு சொல்லி வந்துருச்சு கரெக்டுங்களா ஏன்னா ஸ்ட்ரிங்கை இதையும் நம்ம கொலாபரேட் பண்ணுறது கஷ்டம் மல்டிப்ளிகேஷன் பண்ண எதிர்பார்க்கக்கூடாது நம்ம வந்துட்டு இது இன்டீஜர் இன்டு ஸ்ட்ரிங்கு ஓகேங்களா இப்போ ஸ்ட்ரிங் இன்டு இன்டீஜர் பார்க்கலாம் உப்ஸ் பர்சன்டேஜ் டாலர் சிம்பிள் பார்த்தீங்களா பிரிண்ட் ஆயிடுச்சு முன்னாடி பார்த்தது இன்டீஜர் இன்டு ஸ்ட்ரிங்கு இப்போ ஸ்ட்ரிங் இன்டு இன்டீஜர் மக்களே கவனமாக கவனிக்கணும் ஸ்ட்ரிங் இன்டு இன்டீஜர் ஒர்க் ஆகும் சரிங்களா அது ஒன்றும் ஆகலை அப்படியே வந்து எம் டபுள் எம் வந்திருக்கு அதே இடத்துல நீங்கள் வேறு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அத்தனை இது எம் காமிக்கும் உங்களுக்கு வந்துடும் இப்போ பதிமூணு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதிமூணு எம் வரும் உங்களுக்கு அவ்வளோதான் ஸோ இது ஒரு பாயிண்ட் இது ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு டிவிஷன் பற்றி பார்த்துலாம் இது எதனால் அப்படி ஆகுது அப்படின்னா type string type integer type அதனால உங்களுக்கு வந்து இப்படி ஆகுது டிவிஷன் uh, இப்போ வந்து ten space slash space two அப்படின்னு கொடுத்துன்னா ஃபைவ் 10 ரெண்டால் வகுத்தா எவ்வளோ வருது அஞ்சு பார்ட்டாக பிரியோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிருச்சு இந்த இடத்துல வந்துட்டு uh, இதே நீங்கள் ரிமைண்டர் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டிவிஷன் சிம்பிள் use பண்ணிக்கலாம் modulo அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது கொடுத்தீங்கன்னா எத்தனை பேலன்ஸ் நிற்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் இதில் மூணுன்னு கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ் ஒன்றுன்னு காமிக்கும் ஆப்வியஸ்லி ரைட் ஸோ ஸோ நம்ம எல்லா இதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஐ மீன் எல்லா அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸும் பார்த்துருக்கோம் இது எதுக்காக இவ்வளோ ஸ்லோ போகிறோம் ரொம்ப பேசிக்காக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா if you should feel proud about yourself ஓரளவுக்கு நல்ல நாலேஜபுளாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பேசிக் இது இல்லை ஸோ அதெல்லாம் இல்லாமல் எல்லாருமே ஈஸியாக இந்த வீடியோ பார்த்தாக்கா நமக்கு ஒரு ஃபீல் வரணும் நம்மளால் கண்டிப்பாக பவர்ஷியல் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரணுங்கிறதுக்காக தான் இருக்கேன் மெயின் இன்டென்ஷனே வந்துட்டு எல்லா சைட்லேயும் போய் ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம அப்கமிங் வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எப்படி நம்ம ரெண்டு சாப்டர்லேருந்து தேர்ட் சாப்டர் வரும்போது கொஞ்சம் லைட் அட்வான்ஸாக இறங்கணுமோ லைக் அந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து வந்து போயிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ வாழ்த்துக்கள் மூணு சாப்டர் முடிச்சிருக்கீங்க இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ இது இதை கற்றுக்கிட்டீங்க இல்லையா இந்த பேஸ் வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு இது நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்க நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராமிங் சேர்த்து தான் படிக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் இதை விட பெட்டர் இதை விட அட்வான்ஸ் இதை விட சூப்பரான ஒரு சாப்டரை பார்ப்போம் சரிங்களா நன்றி வணக்கம்